ஏய் good morning Jeswaran good morning ஆகி எப்படி இருக்கீங்க ஆ நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஜெஸ்வரன் எஸ் சொல்லுங்க தேர்ட் கிஃப்ட்டை பார்த்து பரவாயில்லையே நான் வச்சுருக்கீங்களே மூன்றாவது கிஃப்ட் ரைட் ஸோ இந்த மூன்றாவது கிஃப்ட் வந்து இதுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு மீனிங் இருக்கு புரியுதா இது வந்து என்னென்னா வெள்ளை போலம் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அப்போ இந்த ஞானிகள் சாஸ்திரிகள் படைத்த காணிக்கையில் மூன்றாவது காணிக்கை வெள்ளை போலம் ரைட் இந்த வெள்ளைப்போலம் எதுக்காகன்னா இப்போ நார்மலாக நீங்கள் வந்து ஒருத்தவங்க மறிச்சிருக்காங்க அப்போ மறித்த இடத்துல என்ன பண்ணுறாங்க ஊதுபத்தி வைக்கிறாங்க அப்புறம் ஸ்ப்ரே பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ரோஸ் வைக்கிறாங்க ரோஸ்லாம் வைப்பாங்க ஏன்னா அந்த இடத்துல ஒரு நறுமணமும் வரணும் அதே நேரத்தில் அந்த பாடி கொஞ்சம் அழுகாமல் பார்க்குறதுக்காக நீங்கள் மம்மிஸ்லாம் பார்த்துருப்பீங்களே ஏன்ஷியன் ஈஜிப்டில் அரேபியன் கண்ட்ரிஸ்லாம் இந்த மறித்த சடலத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பாம் இந்த தைலம் மாதிரி ஒன்று தடவாங்க சரியா இந்த வெள்ளைப்போளம் ஒரு தைலம் மாதிரி ஒரு நறுமணமிக்க ஒரு க அந்த இதை வந்து தடவும் பொழுது அது என்ன ஆகும்னா இந்த பாடி வந்து சீக்கிரத்தில் துர்நாற்றம் அடிக்காது அதுவும் செத்த சடலம் அதுக்காக அது பண்ணுறோம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா கண்ட்ரியில் வளர்கிற ஒரு நேட்டிவ் ட்ரீலேருந்து எடுக்கிறது தான் நீங்கள் இப்போ ரப்பர்ல எடுக்கிற பார்த்துருக்கீங்களா அந்த எடுத்து அந்த கொழுந்து எடுப்பாங்க அந்த கொழுந்துலேருந்து அப்படியே வழிஞ்சு அது நாலடைவில் அது அதை ப்ராசஸ் பண்ணி ரப்பர்லாம் தயாரிக்கிறாங்களே அது போல தான் இந்த ரெசினை எடுத்து இவங்க என்ன பண்ணும் குட்டி குட்டி குட்டி கல் மாதிரி சாம்பிராணி மாதிரி என்ன பண்ணும் குட்டி குட்டியாக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளைப்பொலும் அது வச்சுருப்பாங்க சரியா இது எதை காட்டுகிறது என்றால் ஏசு கிறிஸ்து தெய்வீக தன்மையோடு கூட ராஜாதி ராஜாவாக எல்லாம் படைத்த அவர் இந்த பூமிக்கு வந்த காரணம் அவர் மனிதனாக வந்து மனிதனை போல வாழ்ந்து மனிதனுக்காக ஒரு ஒரு எடுத்துக்காட்டை வைக்கும்படியாக வந்ததை குறிக்கிறதுக்கான அடையாளம் மனிதனுக்குன்னா என்ன இருக்கு ஒரு நாள் நம்ம வர்றோம் ஒரு நாள் என்ன பண்ண போகிறோம் மறிக்க போகிறோம் போகிற போகிறோம் ரைட் இது மறிக்கிற சடலம் இது மோர்டல் பாடி மறிக்கிற இந்த உடலோடு கூட அவங்க வந்திருக்காங்க என்று சொல்லி அந்த என்ன பண்ணுறாங்க அந்த மோர்டாலிட்டி அந்த அழிவு உள்ள சரீரத்தில் ஏசு கிறிஸ்து சாதாரண மனிதனாக வந்திருக்கிறார் என்பதை குறிக்கிறதுக்காக இந்த வெள்ளைப்போளத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் ரைட் ஃப்ராங்கின்சன்ஸ் இங் இங்கிலீஷில் ஃப்ராங்கின்சன்ஸ் இந்த மூன்றையும் அவர்கள் படைத்து ஆராதித்திருக்கிறார்கள் அப்போ நம்ம இந்த பார்த்து தானே கிஃப்ட்ஸில் முதலாவது தங்கம் அதை காட்டுகிறது ராஜரீகத்தை காட்டுகிறது தூப வர்க்கம் தெய்வீகத்தை காட்டுகிறது மூன்றாவது வெள்ளை போல மனிதத்துவத்தை காட்டுகிறது ராஜரீகம் ராஜரீகம் தெய்வீகம் மனித இந்த மூன்றையும் நிலைநாட்டுவதற்கு தான் இயேசு கிறிஸ்துக்கு இந்த காணிக்கை கொடுத்து அவர்கள் படைத்திருக்கிறார்கள் என்ன அழகான இல்லை அதுவும் இல்லை சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை பணிந்து கொண்டு அவருக்கு காணிக்கையை செலுத்தினார்கள் என்று சொல்லியிருக்கோம் நான் கேட்கிற அருமையானவர்களே நீங்கள் கூட இந்த தேவாதி தேவனுக்கு சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதித்து பணிந்து கொண்டு அவருக்கு காணிக்க செலுத்த நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா ஆனால் அதற்கு முன்பாக நீங்கள் விளங்கி கொண்டு விழுவது இந்த மனிதனாக இந்த பூமிக்கு வந்த இயேசு கிறிஸ்து நாம் பிறந்த வண்ணமாக அல்லது அல்லது ஒரு குழந்தையாக பெற்றார் உருவெடுத்தார் அந்த அதில் இருக்கிறதானே சில மகத்துவமான காரியங்களை சுட்டி காட்டதான் இந்த காணிக்கைகள் அவருக்கு படைக்கப்பட்டிருக்கிறது அதுல முதலாவது ராஜரீகம் தெய்வீகம் மனிதத்துவம் இந்த மூன்றையும் ஏசு கிறிஸ்து உடையவராக இந்த பூமிக்கு வந்ததுனால இந்த சாஸ்திரிகள் காணிக்கையாக படைத்தார்கள் உங்க வாழ்க்கையில கூட இந்த ராஜாவை நீங்க அறிந்திருக்கீங்களா இந்த தெய்வீக பிளானை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்களா இந்த மூன்றாவது அவர் மனிதத்துவமாய் மனிதனுக்காக வந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியசாலிகள் ஒருவேளை நீங்கள் அறியவில்லை என்றால் இப்பொழுது அறிந்து கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக அண்ட் காட் யூ